வணக்கம் என் பேர் இந்துஜா நான் நீலகிரி மாவட்டம் வெடிமலை தொழிலக பள்ளியில வந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் ஆழம் கொண்டாள் அப்படின்ற ஒரு கதையை வந்து நான் இன்னைக்கு சொல்ல போறேன் வேடன் ஒருவன் அவன் கொண்டு வந்த வலையை வந்து காட்டுல ஒரு பகுதியில வந்து விரிச்சு அந்த புதர்களுக்கு பின்னாடி ஒழுந்துட்டு அந்த அங்கிருந்த காடைப்பறவைகள் மாதிரி சத்தம் போட்டு அங்கிருந்த கூட்டமா காடைப்பறவைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த வலைக்குள்ள வந்து சிக்க வச்சிருவான் அந்த அதை கேட்டு அந்த பிறகுகளும் வந்து எப்போ பார்த்தாலும் இது பண்ணிட்டே இருக்கும் எல்லா எண்ணிக்கையும் குறையே இந்த என்ன பண்றது அந்த காடை தலைவர் இதோட ராஜா வந்து யோசிப்பாரு என்ன பண்ணா இவங்களை இவங்க எல்லாம் காப்பாத்தலாம் அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சு அவர் வந்து ஒரு இது ஒரு ஐடியா சொல்லுவாரு நீங்க வந்து ஒரே மாதிரி அந்த அந்த வலையில மூக்க வச்சு அஹ் பறந்து போய் ஒரு முள்செடி மேல விழுந்து அந்த ஓட்டை வழியா நீங்க தப்பிச்சு வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாரு இது வந்து அவன் வந்து இன்னொரு நாள் அதே மாதிரி விரிச்சு இவங்க எல்லாம் போய் ஒரே மாதிரி மூக்க வச்சு பறந்து போய் அந்த முள்செடி மேல விழுந்து தப்பிச்சு போடுவாங்க இதே மாதிரி ரொம்ப நாள் அவன் அப்படி நடக்கும் வேற வேற இடத்துல கூட அந்த வலைகளை விரிச்சு பார்ப்பான் அப்போ வந்து எல்லா பறவைகளும் தப்பிச்சு போயிரும் அதே மாதிரி மூக்க வெளில வச்சு அப்படியே பற தப்பிச்சு போயிரும் அண்ட் எதுவுமே இல்லாம வரத பார்த்து அவங்களோட ஆஹ் ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க என்ன நீங்க எதுவுமே இல்லாம வரீங்க அப்படின்னு கேட்பாங்க இதை வச்சு நீ என்னோட திறமையை வந்து சோதிக்காத அந்த காடை பறவைகள் எல்லாம் ஒற்றுமை இருக்கனா தப்பிக்குது அவங்க ஒரு நாள் வந்து எல்லா ஒற்றுமையும் இழக்க தான் போறாங்க அப்ப நான் எவ்வளவு பிடிச்சிட்டு வரேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படி வந்து அவன் சொல்லிட்டு அடுத்த நாள் இதே ஒரே அதே மாதிரி வைப்பான் அப்பவும் தப்பிச்சு போயிரும் அந்த பறவைகள் அப்ப வந்து இன்னொரு இன்னொரு நாள் வந்து அந்த பறவைகள் எல்லாம் சாப்பிட வந்து கீழே இறங்கும் கீழே இறங்கும் போது ஒரு காடைப்பறவை மேல இன்னொரு அதோட தலை மேல இன்னொரு காடைப்பறவை காலை தெரியாம வச்சிரும் அப்ப ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க என்னாலதானே நீ வந்து தப்பிச்ச அதனாலதானே நீ உயிரோட இருக்க அப்படின்னு ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுவாங்க அவங்க சண்டையை யாராலும் நிறுத்த முடியாது அதுவுமே தனித்தனியா எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அடுத்த நாள் வந்து அவன் வேடன் வந்து வலைய வச்சு அவங்க காடைப்படைகள் போய் பின்னாடி அந்த புதற்குள்ளன்னு சத்தம் போட்டு அந்த காடைப்படைகள் எல்லாம் கூட்டமா வந்து மாட்டிக்கும் அப்ப வந்து சொல்லுவாங்க நீ வந்து நீ தானே சொன்ன உன்னாலதான் தப்பிச்சு இப்ப நீ எங்களை காப்பாத்த பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் நான் போன தடவை உங்களை காப்பாத்திட்டேன் இந்த தடவை நீங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு பயங்கரமா எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப வந்து அவன் அதை பார்த்து சிரிச்சு அந்த காடைப்பிறகு எல்லாத்தையும் கெட்டி வீட்டுக்கு தூக்கி போயிடுவான் ஆணவம் ஆணவம் கொண்டால் நம்ம வந்து ஒற்றுமையை இழந்துருவோம் நன்றி